அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோ ஹீலர் கலைச்செல்வி பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரூட் சக்ராவை பற்றி தான் பார்க்க போகிறோம் சக்ராஸ்லேயே வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த சக்ரா வந்து ரூட் சக்ரா பேசிக் சக்ரான்னு சொல்லுவோம் அந்த சக்கரவை நம்ம ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் பணவரவு வரும் ஏன்னா பணவரவுக்கு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இப்போ அதுக்கு தான் இந்த டிப் கொடுக்குறேன் இந்த ரூட் சக்கராவை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இந்த ரூட் சக்கரவை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு இருபது முறையும் சாயங்காலம் ஒரு இருபது முறையும் தோப்பு காண்டம் போடணும் அதை ஆக்டிவேட் பண்ணுங்கள் நடங்க வாக்கிங் போங்க ஒரு half an hour to one hour வந்து கம்பல்சரி வாக்கிங் போங்க அடுத்தது தோப்பு காண்டம் போடுங்க காலையிலையும் மாலையிலையும் ஒரு இருபது இருபது தடவை போட்டிங்கன்னா போதும் அந்த மூலாதார சக்கரம் வந்து இயங்க ஆரம்பிக்கும் அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணவரவு வரும்